மாவட்டம் தொப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளி இப்பள்ளியானது தருமபுரி மற்றும் சேலம் மாவட்ட எல்லைப்பகுதியில் உள்ள மிகச்சிறிய கிராமத்தில் பல சிறப்புகளுடன் இயங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் உயர்நிலை பள்ளியாக துவங்கப்பட்ட தொப்பூர் பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தரம் உயர்த்தப்பட்டு மேல்நிலைப் பள்ளியாக இயங்கி வருகிறது வணக்கம் தலைமை ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி தொப்பூர் தருமபுரி மாவட்டம் இப்பள்ளியானது அறுபது ஆண்டுகள் கடந்து அறுபத்தி ஓராம் ஆண்டில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தற்பொழுது இப்பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில் மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள் தருமபுரி சேலம் என இரண்டு மாவட்டங்களின் எல்லையில் இப்பள்ளி அமைந்துள்ளதால் இரண்டு மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களும் அதிக எண்ணிக்கையில் இப்பள்ளியில் சேர்ந்து வருகின்றனர் கிராமச் சூழலில் அமைந்துள்ள இப்பள்ளியில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் கல்வி பயின்று வருகின்றனர் பள்ளி வளாகத்தில் நுழைந்ததும் நம்மை திரும்பி பார்க்க செய்கிறது கலைமகள் கலைக்கூடம் கலைமகளின் சிலை தத்ரூப காட்சி பீடமாக அமைக்கப்பட்டுள்ளது பறந்து விரிந்த மைதானம் அங்கங்கே மரக்கன்றுகள் மாணவர்கள் அணிவகுத்து நிற்கும் இறைவணக்க கூட்டம் மைதானத்தை வைத்தே சொல்லிவிட முடிகிறது விளையாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் பள்ளி இப்பள்ளி என்று அதே போன்று மாவட்ட அளவில் நடந்த ஸ்குவாஷ் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இறைவணக்க கூட்டத்தில் சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது காற்றோட்டமான வகுப்பறை சூழல் விசாலமான இருக்கை வசதிகள் என பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் ஆறு பாடப்பிரிவுகளுடன் மேல்நிலைக் கல்வியில் சிறந்து விளங்குகிறது இப்பள்ளி சென்ற கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது கல்வியாண்டில் பள்ளியினுடைய தேர்ச்சி சதவீதம் பத்தாம் வகுப்பு தொண்ணூத்தாறு சதவீதம் பன்னிரெண்டாம் வகுப்பு தொண்ணூற்றி நான்கு பதினோராம் வகுப்பு தொண்ணூற்றி ரெண்டு என்ற ஒரு சாதனையை இந்த பள்ளி பிடித்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆங்கிலத்தில் இலக்கண பிழையின்றி சரளமாக பேச சிறப்பு பயிற்சி வகுப்புகள் ஆசிரியர்களால் மேற்கொள்ளப்படுகிறது I really enjoyed my Pongal holidays. It shows our culture about our farmers. Good afternoon to all. I am SS Kavya. I study in 10th standard D section. I like my school very much and I like my teachers. Our teachers are very dedicative and we learn a lot from them. Our HM sir is the inspiration to all because he works really hard for the facilities and infrastructure of the school. I came from a private school and I and I joined in the government high secondary school Topur on this last year. We have the best facilities and teaching system when compared to the private school that I had studied. Last but not least, in our school we are not reading English but we learn English. கணித பாடத்திற்கென அதிக அளவிலான கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் தயார் செய்யப்பட்டு செயல்வழி கற்றலாக கணிதம் கவனம் இருக்கிறது அறிவியல் பாடத்தில் ஆர்வம் ஏற்படுத்தும் எளிய சோதனைகள் வகுப்பறையிலேயே செய்து காட்டி மாணவர்கள் கவனம் ஈர்க்கப்படுகிறது சமூக அறிவியல் பாடங்களில் வரும் கருத்துக்கள் மாணவர்களை கொண்டு ஆசிரியர் பங்கேற்புடன் தனிநடிப்பு மற்றும் நாடக வடிவில் கற்றல் நிகழ்த்தப்படுகிறது நான் தான் ஆட்டோமொபைல் தொழிற்சாலை உன்னிடம் இயந்திரங்கள் இருக்கலாம் ஆனால் அது இயங்க மின்சக்தியாகிய நான் தேவைப்படுகிறேன் உதாரணமாக நிலக்கரி வயல் சுரங்கம் அமைந்துள்ள இடத்தில் தான் இரும்பு தொழிற்சாலையை அமைக்க முடியும் பார்ப்போம் நான் வந்து மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உற்பத்தி செய்து கொடுப்பது நானே தான் என் பெயர் தான் தொழிற்சாலை நான் இயங்க வேண்டும் எனில் நீங்கள் எட்டு காரணிகளும் என்னுடன் இருந்தால் தான் மக்களுக்கு தேவையான பொருளை என்னால் உற்பத்தி செய்ய முடியும் மிக நீண்ட தூய்மையாக பேணப்படும் அறிவியல் ஆய்வகம் அறிவியலின் அனைத்து பிரிவு உபகரணங்களுடன் மாணவர்களின் சிறப்பான செயல்பாடுகளுடன் இயங்குகிறது இப்பள்ளி கிராமப்புற பள்ளியாக இருந்தாலும் கூட இப்பள்ளியில் பயின்று பல்வேறு துறைகளில் மாணவர்கள் சாதனை புரிந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் மருத்துவத் துறையிலும் என்ஜினியரிங் துறையிலும் மற்றும் கல்வித்துறையிலும் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்மார்ட் கிளாஸ் எனும் மெய்நிகர் வகுப்பறையின் செயல்பாடு மாணவர்கள் மத்தியில் அதிக ஆர்வம் மற்றும் வரவேற்பை பெற்றதை இப்பள்ளியில் காண முடிகிறது அதே போல தமிழக அரசு இப்பள்ளிக்கு ஹைடெக் லேப் என்று சொல்லக்கூடிய கணினி ஆய்வகம் இப்பள்ளிக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் பயன்படுத்தும் உயர்தர கணினி ஆய்வகம் இப்பள்ளியின் கூடுதல் சிறப்பு பர்டிகுலர் லேப்டாப் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இதோட நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு அட்ரஸ் தான் இந்த MAC address My name is G. Trisha. I'm studying in 12th standard. I like my school very much. I like my teachers. Our teachers give individual attention to all our students. So our doubts and problems, psychology, physically and mentally are being resolved immediately. And that gives us joy and fulfillment. joint fulfillment. We wholeheartedly abide by the rules and regulations of the school that was put forward by our HM sir. We cooperate well with our teachers so our work ethics improves day by day thanks to the happy environment created by our teachers and HM sir. மாணவர்களின் வாசித்தலை மேம்படுத்தும் நூலக பயன்பாடு இப்பள்ளியின் தனிச்சிறப்புகளுள் ஒன்றாகும் விளையாட்டுத் துறையில் இப்பள்ளி மாணவர்கள் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற வாரம் தூத்துக்குடி மாநகரில் நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் குவாஷ் என்று சொல்லக்கூடிய விளையாட்டுப் போட்டியில் இப்பள்ளி மாணவ மாணவிகள் நான்காம் இடம் பெற்று இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் விளையாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் இப்பள்ளியில் நேர்த்தியான உள் விளையாட்டரங்கம் மற்றும் மாணவர்களின் மாலை நேர கபடி ஆட்டம் காண்பவர்களை உற்சாகம் கரைபுரளச் செய்கிறது மிகப்பெரிய சுத்திகரிப்பு நீர் இயந்திரம் மூலம் தூய குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இப்பள்ளி வளர்ச்சி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து வரும் ஊர் பொதுமக்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பள்ளியானது மேன்மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு அவர்கள் என்றென்றும் துணை புரிய வேண்டும் என்று மீண்டும் அவர்களை மகிழ்ச்சியோடு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் விளையாட்டு மற்றும் தேர்ச்சி விகிதத்தில் வெற்றிகள் என பல்வேறு விருதுகளை பெற்று சிறந்து விளங்குகிறது தருமபுரி மாவட்டம் தொப்பூர் மேனிலைப்பள்ளி